ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்துட்டு பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் இருக்கும் இந்த மார்க்கெட் வந்து ஃப்ரைடே மட்டும் தான் போடுவாங்க இங்கே வந்துட்டு நமக்கு கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்னு சொன்னால் குறிப்பாக நம்ம பழைய பொருள் ஏதாவது தேடுறோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளும் இங்கே கிடைக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய சின்ன பிராணிகளும் இங்கே இங்கே வந்து நான் நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அதோட விலை எவ்வளோ சொல்கிறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் அதே மாதிரி மற்ற என்னென்ன விஷயம் இருக்குன்றதையும் பார்ப்போம் இந்த கம்பல்லாம் என்ன ரேட் வருது கம்பல் ஐம்பது ரூபா நூறுரூவா ஐம்பது ரூபா நூறுரூவா செயின்லாம் செயின் ஐம்பது ரூபா நூறுரூவா எல்லாமே ஐம்பது ரூபா நூறுரூவா ரிங்கு எல்லாமே அதே ரேட்டு தானே ரிங்கு ஐம்பது ரூபா எல்லாம் எல்லாமே ஐம்பது ரூபா ஃபேன்சி கோழியா என்ன ரேட் வருது ஜோடி ஆயிரத்தி ஐநூறு இது நாட்டு கோயில் எவ்வளோண்ணா அறநூறுவா ஒன்று ஒன்று இதே இந்த வாத்து குஞ்சுனா எவ்வளோ ஜோடி இரநூறு இது ஸ்ரீராஜா கோழி வந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது வான்கோழி இது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஜோடி இது பெருசு இது இது சின்னது சின்னது அது எட்நூறுரூவா ஜோடி நல்ல முயல் கண் வந்து ரெட்டாக இருக்குது ரெட்டை ரொம்ப கூட்டம் இருக்குது பார்க்கறதுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்து முயல் கூட்டுறேன் குட்டி முயல் ரொம்ப கூட்டம் இருக்குது இது எவ்வளோ சொன்னீங்க ஜோடி ஜோடி ஐநூறு ஜோடி ஐநூறு இது வாங்கி நான் சின்ன என்ன ப்ரீடு இது ஜெர்மன் ஷெப் எத்தனை ஓகே எத்தனை மாதம் குட்டினா அது ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆகும் டேஸா ரொம்ப ஆக்டிவாக துரு துருன்னு இருக்கு நீங்கள் வந்து வீட்டில் இது பண்ணுறீங்களா இல்லை பெட் ஷாப் ஏதாச்சும் ஓ நீங்கள் வாங்கினா ஓகே இது செவன் தௌசண்ட் சொல்கிறேன் என்ன கோழி வித்தியாசமாக இருக்கு மாதிரி ஆ பேன்சியா எவ்வளோ இது வேறு ஆயிரம் ரூபாவா இது வரது எப்படி தான் வருமா அந்த இதெல்லாம் இதா உள்ள இருக்கா இதில் எவ்வளோ அது இது நார்மல் நாட்டுக்கோழி நார்மல் சிறுவடை சிறுவடை அது எவ்வளோ சொன்னீங்க தௌசண்ட் இது ஹண்ட்ரடா இது டூ ஹண்ட்ரட் இது த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து என்ன ரேட் இது செவன் கே செவன் கே இதுவும் நாலு மாதம் குட்டியா நாற்பதாயிரம் குட்டினா ஒன்றரை மாதம் குட்டி ஒன்றரை மாதம் ஆமாம் ஓகே ட்ரிபிள் ஃபர்னா இது ஓகே இது சிங்கிள் ஃபர்ரு சிங்கிள் ஃபர் இது ரேட் என்ன சொல்லி six K six K toy Pomeranian தான் இது male puppy forty forty nine days தான் ஒரு வேக்சின் கம்ப்ளீட் இருக்கு நான் செவன் கே சொல்கிறேன் செவன் கே எவ்வளோ செவன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இது இது ஆயிரத்தி எழுநூறு இது ஆயிரத்தி அறநூறு இது வெள்ளைக்கால் யாக்கொத்து வெள்ளைக்கால் யாக்கொத்து உரம்பு வெள்ளைக்கால் ஜாவா உயரம் இது பேர்னா ஜாவா உயரம் ஜாவா உயரம் ஜாவா இது வந்து இது பேர் என்ன பட்டி இது எவ்வளோ இது காடை முட்டை முப்பது ரூபா முப்பது ரூபா இது பொமீரியன் தானே சார் ஆமாம் எவ்வளோ இது சிக்ஸ் தௌசண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸா மேலா ஃபீமேலா சார் இது மேல் ரெண்டுமே மேலா எத்தனை நாள் குட்டி இது நாற்பது நாள் நாற்பது நாள் கோம்பையா எத்தனை மாதம் குட்டி Kombai thirty two days old okay first class குட்டி மேல் வந்து four thousand five hundred female வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது ஷாப்லன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்பியே வந்து ஏழாயிரம் மார்க்கெட்னால ரேட் கம்மி சரி சரி வேற எதாவது பிரீட் இருக்கு எல்லா பிரீடும் இருக்கு நம்ம எல்லா பிரீடுமே இருக்கு ஒன்லைன் பப்பிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் இது வந்து நம்ம பாட்டு கேட்கறதுக்கு இதுல டைரக்டா மெமரி கார்டு போட்டுட்டு நம்ம வந்து ஹெட்செட்ல பாட்டு கேட்டுக்கலாம் இல்ல அப்படின்னாக்கா நமக்கு இங்க ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பாட்டு கேட்டுக்கலாம் இதோட ரேட் வந்து ஐம்பது ரூபா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு கேட்கல பட் இது மாதிரி நீங்கள் வாங்கிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பழைய மாடல் கேமராலாம் வந்து இங்கே ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இருக்கு எல்லாம் அவங்களுக்கே தெரியல ஸோ கூலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எது எடுத்தாலும் இப்போ இந்த சிக்ஸ்லாம் என்ன ரேட் வருதுண்ணா எழுநூறுவா வருதுப்பா எழுநூறுவா இதில் எல்லாமே கலந்துருக்கு கலந்து சரி சரி இல்லை இதில் எல்லாம் கலந்துருக்கும் போது எது எடுத்தாலுமே எழுநூறுவா ஓகே ஓகே அப்போ இதை வந்து நம்ம வாங்கி அதுக்கப்புறம் டேம் பண்ணிக்கலாமா இது ஆல்ரெடி டேம் பண்ணதா அது பண்ணது ஓ காட்டுது காக்டைல் தானே காக்டைல் பே வருமா இது ஆல்ரெடி டைம் பண்ணது ஓகே இது எவ்வளோ இது வந்து ஆயிரரூபா வருது ஆயிரரூபா இது என்ன ப்ரீடு என்ன ரேட் வருது ஓகே என்ன ரேட் வருது ரேட்டு வந்து டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி வரும் டுவெண்ட்டி டூ பேஸ்ட் நம்ம சேனல் ப்ரைஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா பெஸ்ட்டாக சரி ஓகே இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வருவாங்க ஓகே அது இது போர்ஷன் தானே போர்ஷன் தான் பியூர் போர்ஷன் தான் ஓகே த்ரீ மந்த் இதே மாதிரி வந்துருவாங்க ஃபைவ் ஃபைவ் இது டூ மந்த் ஆகுது ஓகே ஸோ ஃபைவ் மந்த்தில் அந்த மாதிரி வந்துருவாங்க சிக்ஸ் மந்த்தில் மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்துருவாங்க இவங்க வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபைவ்க்கு பண்ணி தந்துருவாங்க சிக்ஸ் ஃபைவ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் இருக்கும் சரி சரி நான் தலை ரெடி பண்ண சொல்லிட்டேன் இது வந்து ஹிமாலயன் ப்ளூ ஐ வந்து உங்களுக்கு போட்டுக்கிறேன் இல்லை கிளிக் பண்ணிக்கிறேன் இது வந்து ஹிமாலயன் ப்ளூ ஐ ஓகே புரியுதுங்களா இது வந்து டுவெல் ஃபைவ் சொல்கிறேன் நம்ம சேனல் சொன்னீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஃபைவ் கம்மி பண்ணி டென்னு டென் ஃபைவ் பண்ணிடலாம் உங்களுக்கு இது இது ப்ரீட் நேம் வந்து ஹிமாலயனா ஆ இது வந்து ஹிமாலயன் ஹிமாலயன் இங்கே வந்து காலிக்கும் இருக்காங்க செம்மையாக இருக்கும் இது பிரீடு என்ன ப்ரோ கேலிகோ பர்ஷியன் தான் அவங்களும் இது என்ன ரேட் வரும் இது வந்து நைன் ஃபைவ் வரும் நைன் மேட்டிங் ஆகிருக்கு மேட்டிங் ஆகி பண்ணிக்கலாம் நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க ப்ரோ ஆ வீட்டிலே வீட்லேயே வச்சுருக்கீங்க ஸோ இதெல்லாம் ட்ரிபிள் கோட்டு இல்லை ஹேர் உள்ளவங்களே தெரியாது ஜஸ்ட் இவன் ஃபைவ் மந்த்து தான் இந்த ஸ்டாண்ட் எவ்வளோ இது எவ்வளோ வருது ரெண்டு நானூறு ஆ டபுள் புஷ் கோட் கம்பெனி அது ஹெவியாக இருக்கும் அந்த பப்ஜி இது டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் பப்ஜி தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டாக் இது இது பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க வாங்கலாம் இல்லாதவங்களும் வாங்குவாங்க இந்த பப்பி இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டாக் இது இதுலேயே பார்த்தீங்கன்னா மேல் இருக்குது ஃபீமேல் இருக்குது மேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் வரும் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வரும் இந்த மாதிரி பப்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொம்மேரியன் மட்டும் இல்லாமல் lab golden retriever German shepherd husky அந்த மாதிரி வெரைட்டி எல்லா வெரைட்டி பப்பியும் நம்மகிட்ட கிடைக்கும் நல்லதாக இங்கே இருக்கும் அப்புறம் பாரிஸில் தான் கோழி கோழி மார்க்கெட் இருக்குது அங்கேயும் நம்ம இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி பப்பீஸ் எது வேணாலும் சென்னையில் மட்டும் இல்லாமல் வெளியூருக்கும் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிள் சென்னையில் டெலிவரியும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும் இங்கே வந்து நிறைய ஆன்டிக் கிடைக்கும் வச்சுருக்காங்க ஸோ நிறைய பழமையான பொருட்கள்லாம் இருக்குது நம்ம வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பொருட்கள் இது இருக்கு அது இல்லாமல் பழைய நாணயங்கள் சிக்ஸ்டி வெளியில வந்து எயிட்டீன்ல இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் போகுது நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுக்கலாம் வேணா இன்னும் கூட கம்மி பண்ணி பெஸ்டா தரலாம் மெடிக்கல் பப்பிலாம் டென் தௌசண்ட் தரும் ஆமா இதுல என்ன பண்ணா பிப்டீன் வரும் இது லெசப்ஸோ ஒரு எயிட் தௌசண்ட் வரும் நம்ம வந்து சிக்ஸ் தௌசண்ட் வரும் லெசப்ஸோ எல்லா பப்பியுமே பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும் எப்ப வேணாலும் கால் பண்ணலாம் இது இல்லை நம்மகிட்ட எல்லா வீடுமே இருக்கு வீட்ல வச்சு பண்றோம் பெட் ஷாப் மாதிரி இல்ல வீட்ல வச்சு நம்ம ப்ரீட் பண்றோம் எப்பயுமே நிறைய சிட்ஜி இருக்கும் பிட்புல் இருக்கும் எப்ப நீங்க கேட்டாலும் உங்களுக்கு பப்பி கன்ஃபார்ம் நம்ம கிட்ட இருக்கும் சூப்பர் மத்தவங்க கொடுக்கறதோட டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் நம்ம பெஸ்ட்டாவே கம்மி பண்ணி தரலாம் சேனல் மூலியமா இன்னும் பெஸ்டா பண்ணி தரலாம் எண்பதுன்றது இது பாட்டிலோடைய மீன் மட்டும் மீன் மட்டும் இது பாட்டில் எவ்வளோ வருது பாட்டில் இருபது ரூபாய் இருபது நம்ம கடை பேர் வந்து திவான் பர்னிச்சர் நம்ம வந்து புதுசும் பண்றோம் பழசும் பண்றோம் நம்மள தேடி கண்டிப்பா வாங்கணும் நம்மளால முடிஞ்சதுக்கு கண்டிப்பா நம்ம பண்ணி தரோம் இங்க இருக்கு நம்மளோட sofa wooden work cushion work பழசு ஒர்க்கு புதுசு ஒர்க்கு எல்லாமே இருக்கு இப்போ இந்த மாதிரி உட்டன் சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷனோட வந்து பதிமூணு ரூபா குஷனோட குஷனோட தரும் மார்க்கெட்ல தர முடியாத வேலை குஷனோட பதிமூணு ரூபா ஒரு ரேட்டு அது கம்மி வராது பாலிஷ் அடிச்சு கொடுத்துருவோம் பொருளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாரண்டி கொடுத்துருவாங்க பண்ணிக்கலாம் டெலிவரி வந்து என்ன வாடகை அது நீங்க பண்ணிக்கணும் டெலிவரி சார்ஜ் நம்மளது கிடையாது சோஃபாக்கு மட்டுமே சோஃபாக்கு மட்டும்தான் இந்த ரேட்டு காலெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பெருசு பெருசா இருக்கும் நல்லா இருக்கும் டிசைனா இருக்கும் நிறைய மாடல் இருக்கு எல்லாமே நீங்க என்ன மாடல் எடுத்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு குஷன் ஃப்ரீ இருக்கிறதுல கம்மியான ரேட்டான ரேட் கம்மியான ரேட் தான் நம்மள்ட்ட இதுதான் ரோஸ் இருக்கு பிளாக் இருக்கு இந்த மாதிரி ஃபுல்லா ரெடி பண்ணது ஃபுல்லா அதை கம்மியான ரேட் என்ன ரேட் வருது அது ரேட் வெறும் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஃபுல்லா கம்ப்ளீட்டா புது துணியில போட்டு புதுசா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சரி நாலு ரூபாய்க்கு கொடுத்துருவோம் ஃபைனலா மூணு கலர் இருக்கு நீங்க என்ன கலர் வேணுமோ செட்டிங் அந்த கலர் அடிச்சு கொடுத்துருவோம் எனக்கு ப்ளூ தான் வேணும் பிளாக் தான் வேணும் ரெட் தான் வேணும் த்ரீ சீட்டர் கொடுத்துடலாம் செட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழு ரூபா எட்டாயிரம் ரூபா அந்த மாதிரி வரும் சரி முன்னூத்தி ரூபா இந்த ஷர்ட் எவ்வளோ நாலு ஷர்ட் ஓகே அப்போ அதே மாதிரி பேண்ட் வந்து நாலாக எடுத்தால் எதாவது கம்மி பண்ணுவீங்களா நாலாக எடுத்தால் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரே ரேட் தான் ஒரே ரேட் ஓகே சரி அது நாலு பேண்ட் ஆயிரம் என்ன சைஸ் வரையும் இருக்கு சைஸ் எல்லா சைஸுமே இருக்கு நாற்பது சைஸ் வரைக்கும் நாற்பது சைஸ் வரைக்கும் அது எதாவது பிரித்து காட்ட முடியுமா எல்லாமே கம்ஃபர்டபுள் சைஸ் தான் இரநூத்தம்பது ரூபா இல்லை ஷோரூம்ல நானூறுரூவா விற்றுட்டு இருக்காங்க ஓகே இது இரநூத்தம்பது இரநூத்தம்பது சரி சரி இந்த மசாஜரில் எவ்வளோண்ணா வருது இது வந்து இரநூறுவா விற்கிறேன் சார் இப்போ offer price Christmas New Year offer price one fifty கொடுக்குறோம் சார் இதில் வந்து கை கால் உடம்பு வலி முதுவலி இடுப்பு வலி பெயின் எல்லாம் ரிலீஃப் ஆகும் தலைவலி தலைவலின்னா இப்படி பண்ணிக்கலாம் தைலம் போட்டும் பண்ணலாம் எண்ணெய் போட்டும் பண்ணலாம் அதே மாதிரி இது கரண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம் பேட்டரியும் யூஸ் பண்ணலாம் இல்லை ரெண்டு டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணுற மாதிரி சரி சரி த்ரீ டி மசாஜர் எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அதெல்லாம் ரிலீஃப் ஆகும் கழுத்துல பண்ணிக்கலாம் இது இது ஒன் ஃபிஃப்டி தானே இதுவும் ஒன் ஃபிஃப்டி தான் சார் நாலு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இது ஒரு மெத்தடு இது ஒரு மெத்தடு இது ஒரு மெத்தடு எல்இடி வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டாக்ஸ் லைட் எவ்வளோ வருது இது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது வியாபாரம் அந்த கிடையாது நாட்டு போய் ஓரளவுக்கு ஓடுது நாட்டு போய் அந்த அளவுக்கு ஓடல அப்படியா சார் இந்த சைக்கிள் என்ன ரேட் வருது பெரிய சைக்கிள் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வரும் சார் ஓகே சின்ன சைக்கிள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் யானைலாம் வந்து செட்டு அது மாதிரி அது ஒரு மாதிரி ஓ அது வந்து டபுள் டே போட்டு ஓகே எவ்வளோ ஹண்ட்ரட் ஹண்ட்ரடா இந்த இதெல்லாம் கரண்டியில் கரண்டியில் மூணு கரண்டி மூணு கரண்டியில் வேறு எதாவது ஸ்பெஷலாக ஏதாவது விஷயம் இருக்கா இல்லை ஓகே இது இது எதுக்கு யூஸ் பண்ணுறது இது நம்ம இஞ்சி போட்டெல்லாம் இருக்கு பண்ணுவோம் ஸோ கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நினச்சதை விட வந்து க்ரௌடு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது போன வாட்டி வரும்போது இவ்வளோ க்ரௌடு கிடையாது பட் இந்த வாட்டி வந்து ரொம்பவே க்ரௌட் அதிகமாக இருந்தது அதனால் சில கடையிலாம் நின்றுட்டு ஒவ்வொரு பொருளையும் வந்துட்டு குறிப்பாக வீடியோ எடுக்க முடியல ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களோட விடைபெறுவது சந்திப்போம்